நீங்களும் தான் பார்க்குறீங்க வேடிக்கை பார்க்குறீங்க ஆனால் என் பொண்ணு வந்து எதுக்காக போச்சுன்னு தெரியல நீதி எனக்கு வேணும் நீதி வேணும் நீதி வேணும் இல்லை என்ன நடவடிக்கை எடுக்கணுன்றீங்க நீதி வேணா உங்களுக்கு மரண தண்டனை வேணும் அவ்வளவுதான் என்னுடைய கோரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் மரண தண்டனை வேணும் அவ்வளவுதான் நான் எதிர்பார்க்கறேன் இப்போ இந்த சிபிசிஐடி வழக்கு மாத்திருக்காங்க நீங்க எப்படி அதெல்லாம் நல்ல நியாயமா நடக்கும்னு நான் என்னுடைய கணிப்புல இருக்கிறேன் சம்பந்தப்பட்டதா அவங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஏழு பேர் தான் வேற யாரும் கிடையாது ஆமா அவங்க அவங்க அப்பா அம்மா அவங்க பசங்க ரெண்டு பேரை நாலு பேர் மீதி மூணு பேர் டீச்சருங்க பாட்டு டீச்சர் டீச்சர் அதில் அவங்க தான் வேறு யாருமே கிடையாது உடனேங்களா இல்லை இப்போ அவங்கள கைது பண்ணியிருக்காங்களே கைது பண்ணாக்கா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அவங்க மேலே தப்பு இருக்குதுன்னு தான் கைது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் அவங்க போலீஸ் தான் அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கணும் இன்னைக்கு இந்த இறுதி ஊர்வலத்தில் போலீஸ் கலந்து கொண்டது இதெல்லாம் அவங்களாம் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க பொதுமக்கள் எந்த சேதாரமும் கொடுக்காம யாருக்கும் எந்த விளைவும் இல்லாமல் பக்கத்தில் ஒத்துழைச்சாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி என் கூட கூடி நன்றி ஆமாம் என் பொண்ணை வந்து நான் வந்து புதைக்கல இன்னைக்கு விதைச்சிருக்கிறேன் அந்த விதை வந்து மரமாக வந்து அவங்க குடும்பத்தை வேற இருக்காமல் விடாது அது என்னுடைய மாற்று கருத்து இல்லை தமிழக அரசோட செயல்பாடு உங்களுக்கு தமிழக அரசு செயல்பாடுகள் ஃபஸ்ட்டு என் பொண்ணு இறந்தப்ப மன்னமாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் வேகமாக செயல்படுறாங்க அவங்க இதே வேகத்தில் போனாங்கன்னா கூடிய சீக்கிரம் ஒரு மாதத்துலேயே கொலையாளியை கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு நீதி கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது அதனால தான் நாங்களும் போராடணும் எங்கள் போராட்டம் வீணாகாதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் வன்முறைக்கு ஈடுபடல யாரையும் வன்முறை செய்ய சொல்லல அந்த பள்ளிக்கூடத்து பசங்க எத்தனை பேரும் அதில் அகப்பட்டிருந்தாலும் அவங்களுடைய லைஃப் எதிர்காலம் வீணாகிடக்கூடாது அவங்கள விடுவிக்கணும் என்னுடைய பிள்ளைக்கு நடந்த குடும்பம் இனிமேட்டு வேறு இந்தியாவில் எந்த பிள்ளைக்கும் நடக்கக்கூடாது இதே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும் அதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள்